வணக்கம் இப்போ நாம் crude oil one minute chart பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் இப்போ நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஒன் ஆகுது மார்க்கெட்டில் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து வந்திருக்கு ஸோ அதனால தான் கேண்டில்ஸ்லாம் பார்க்க ரெட் கலரில் இருக்குது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னன்ட்டு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி நமக்கு இப்போ ஜென்ரேட் ஆகிருக்க கால் அதாவது ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறமா இப்போ நமக்கு வந்திருக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபஸ்ட் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா five thousand four hundred and fifty ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு இதில் நமக்கு கீழே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட் கலர் லைன் அது பார்த்தீங்கன்னா target one target two line மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இது இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஜென்ரேட் பண்ணும் அதோட கேண்டில் கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் டெய்லி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கனாலே இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன இப்போ கால்ஸ் என்னன்ட்டு அடுத்தடுத்து அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும் நமக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறமா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு five thousand four hundred and forty வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்திருக்கு கால் ஜென்ரேட் ஆனது டுவெல் டுவெண்ட்டிக்கு அப்போ ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறமா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல் கால் வந்து பார்த்துட்டோம் அடுத்த கால் நம்ம ஒரு பை காலும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் கால்ஸ் வந்து என்ன மாதிரி ஜென்ரேட் ஆகுன்ட்டு இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு இன்றைக்கி ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு பைக்கால் வந்துச்சு ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ஒனில் அப்போ வந்து பைக்கால் தொடர்ந்து பையிங் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் இறங்குச்சு கொஞ்சம் ஏறிச்சு பட் பெரிய மூவ்மெண்ட் எந்த சைடுமே கொடுக்கல ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேடிங்கே வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு லெவன் ஓ கிளாக் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஸோ இப்படி தான் இன்றைக்கி கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆச்சு பைசல்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பை கால் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆச்சு ரெக்கவரி ஆனது இப்போ ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி டூ இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போனது நமக்கு பைக்காலாம் வந்து சேஞ்ச் ஆகுது பைக்கால் சேஞ்ச் ஆகிறனால பார்த்தீங்கன்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிடுது ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் வரும் அந்த கேண்டில் வரும்போதே கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சார்ட்டை பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி டூவில் பையின்னு வந்தது மேலே இருக்க ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் அதுக்கு மேலே இருக்குது second target so previous call sell call பன்னெண்டு இருபதுக்கு வந்தது தொடர்ந்து செல்லிங்லேயே இருந்தனால நமக்கு எல்லா கேண்டில் கேண்டிலும் ரெட் கலரில் இருந்துச்சு பட் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா கேண்டிலுடைய கலர் வந்து க்ரீன் கலராக மாறுது இப்போ நமக்கு பையிங் ட்ரெண்ட் இருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் எல்லாம் க்ரீன் கலர்லேயே வரும் ஸோ விஷுவலாக யார் வேணாலும் பார்த்தோன்னு புரிஞ்சுட்டு யார் வேணாலும் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஆர்டர் போட தெரிஞ்சாலே போதும் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேட் வந்து பண்ண முடியும் ஸோ இப்போ நமக்கு பைக்கால் வந்து கிடச்சிருக்கு ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி டூவில் இப்போ நமக்கு கிடச்ச பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணிருச்சு ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கால் ஜென்ரேட் ஆன ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா பைக் கால் வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு பை கால் ஒரு செல் கால் வந்தால் அது எப்படி இருக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்லேருந்து இறங்குது அப்படின்னா ஹைலேருந்து இறங்கும் போது செல் காலாக வரும் அதே மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து ரைஸ் ஆகுதுன்னா பை காலாகவும் வரும் ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் கூட அப்படி தான் மார்க்கெட் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் பை கால் வந்துச்சு பை கால் வந்த மூமெண்ட்டை தான் நம்ம வந்து ஓப்பனிங்கில் வந்து நிற்க போச்சு அதுக்கடுத்து டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் நம்ம வந்து மெயின் ஃபோக்கஸாக இருந்தோம் அதுக்கு காரணம் வந்து வால்யூமு ஸோ ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் வந்து நல்ல மூமெண்ட் இருக்கும் வால்யூம் வந்து நல்லா ரைஸ் ஆகும் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் மார்க்கெட்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் ஓ கிளாக் டைம்லலாம் வந்து ஓப்பன் அவுட் ஆயிரும் ஸோ இதனால் நம்ம வந்து எப்பயும் ஒரு டுவெல் ஓ கிளாக் வால்யூம் வந்து நல்லாயிருக்கும் கமாடிட்டிக்கு ஜென்ரலாகவே ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் நல்லாயிருக்கும் அதை விட்டோம்னா ஈவினிங் மார்க்கெட் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் அந்த டைமிங்ஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணோம் இந்த டைமில் நல்ல வால்யூம் இருக்க டைமில் வாலட்டைலும் இருக்கும் ஸோ அந்த வாலட்டைல் இருக்க டைமில் எப்படி நமக்கு கால் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய் ஜஸ்ட் இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் இன்றைக்கி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு ட்ரெண்டு கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ